நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை பார்க்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவாதி தேவனுடைய வல்லமையானது உங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவதாக எந்த நாளிலும் கற்றுடைய வாக்கு தத்துவத்திற்கு ஆதாரமாக செப்பனியா மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது கத்தரும் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வாக்கு ஒரு வார்த்தை என்னவென்றால் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே ஏதோ ஒரு தீமை உடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வேதனையான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம் ஏதோ நீங்கள் விரும்பாத கசப்பான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்த நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு தீமைகள் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இனிமேல் நீ தீங்கை காண மாட்டாய் என்று சொல்லி யோகனுடைய வாழ்க்கையிலே வந்தது தீமை கத்தரதை அனுமதித்தார் எவ்வளோ தீமைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் வாழ்க்கையில இழந்தார் நிர்கதியாக நின்றார் ஆனால் அண்டவராகிய தேவனுடைய நாமும் மகிமைப்பட்டது இழந்த எல்லாவற்றையும் அவன் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது தேவனுடைய பிள்ளையே என்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண என்று சொன்ன தேவன் இனிமேல் ஒரு கசப்பான ஒரு வேதனையான எந்த தீமையான காரியமும் உன் எல்லைகளிலே வராதபடிக்கு கத்த தீமை உன்னை விட்டு அகற்றினார் என்று இந்த நாளில் ஆண்டவராகி தேவன் சொல்லுகிறார் இனி நீ தீமை காண மாட்டார் தீமை காண மாட்டார் காரணம் என்னவென்றால் கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் கத்தர் நடுவில் இருக்கும் பொழுது தீமை வராது ஆண்டவராகி தேவன் உன் நடுவில் இருக்கிறபடினால் இனி தீமையை அல்ல உன் வாழ்க்கையில தேவனாகி கர்த்தர் நன்மையே உனக்கு தந்து அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காண மாட்டேன் என்று நாம் தீங்கை காணாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அதே அதிகாரத்தில் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பதினாறாவது வசனத்திலே அந்நாளில எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளையே நீ பயப்படாதே தீங்கை காண மாட்டார் ஏதோ சில காரியங்களுடைய பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம் பயப்படுகிற காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே ஏதோ ஒரு வியாதியை குறித்து ஏதோ ஒரு நெருக்கத்தை குறித்து இதோ இப்படியாகுமோ அப்படியாகுமோ என்று சொல்லி சிலருடைய அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே தீங்கை காண மாட்டாய் என்று சொல்லுகிறார் முதலாவதாக ஆண்டருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது இரண்டாவதாக அது சொல்லப்பட்டு இருக்கிறது கைகளை தளர விடாது என்று சொல்லி பாருங்கள் மோச மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும் பொழுது மோசே கைகளை உயர்த்தினார் ஆனால் கைகளிலே ஒரு தளர் வரும் பொழுது ஊரும் ஆரோனும் அதை தாங்கினதா எழுதப்பட்டு இருக்கிறது ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் உன் கைகளை தளர விடாது அதனுடைய அர்த்தம் என்ன சபத்தில இல்லை என்ன வேதம் வாசிக்கிறதுலையோ கத்தருடைய காரியத்தில் எந்த விஷயத்திலையும் ஒரு சோர்வு உனக்கு வேண்டாம் ஒரு தளர்வு வேண்டாம் உன் கைகளை தளர விடாதே என்று கத்த சொல்லுகிறார் நீ சோர்ந்து போகாதபடிக்கு விழித்திருந்து செபிகள் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகி தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால் இனி தீங்கை காண மாட்டாய் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆனாலும் சரி உன்னுடைய காரியங்களான இனி உன் வாழ்க்கையில உன் எல்லைகளிலே கத்த எல்லா தீமையும் உன்னை விட்டு அகற்றி உன் சத்துருக்களை எல்லாம் அகற்றி உனக்கு ஒரு இழைப்பாறுதலை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வாதமான நாளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே உங்களோடு கூட நீ பேசினேன் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறபடினால் இனி தீங்கை காண மாட்டாய் என்று வாழ்க்கையில் எவ்வளவோ தீமை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்பா இனி எங்களுடைய வாழ்க்கையில் நீ சொல்லி இனி தீங்கை காண மாட்டாய் இனி அண்டவரை எகிப்தை நாங்கள் பார்க்க மாட்டோம் அண்டவரை வேதனையான காரியம் இனி எங்களுக்கு இல்லையப்பா இனி எங்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானம் சந்தோஷம் ஒரு இழைப்பாறுதலை தந்து இந்த நாளில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இதை கேட்ட பார்த்த ஒவ்வொருவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே நாமே நாமே பிரைஸ் தலா காட் பிளஸ் யூ கற்றவங்களை உங்களை ஆமே